ஆமா உனக்கு எந்த மாதிரி ப்ரொபோசல் பிடிக்கும் எனக்கு இந்த லவ்லாம் சுத்தமா செட் ஆகுது ஏங்க லவ் பண்றதே கல்யாணம் பண்ணிக்கத்தாங்க எந்த பொண்ணாச்சும் தன் மனசுல இல்லாதவனை குங்குமம் வச்சுட சொல்லுவாளா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரியா ம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் உண்மையாக தான் சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா ஐ லவ் யூ ஐ மீன்